அனைவருக்கும் வணக்கம் க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் டெய்லி நம்ம ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அப்லோட் பண்ணுறோம் மார்னிங் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறோம் அதுக்கு ரீசன் இன்றைக்கி கூட பாருங்கள் நமக்கு இது வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் சார்ட் ஓகேங்களா இதில் நமக்கு கேண்டில்லாம் பாருங்கள் ஒன் மினிட் கேண்டில் அப்படியே ஃப்ளாட்டாக ஓப்பன் பாயிண்ட்டில் ட்ரேட் பண்ண பாயிண்ட்டில் அப்படியே ஃப்ளாட்டாகவே நிற்கிது ஸோ இந்த மாதிரி ரீசன்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி டுவெல் பிஎம்க்கு முன்னாடி இருக்க மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த பைக் கால் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆச்சு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம்லாம் ஃபஸ்ட் ஸ்டார்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு இப்போ நமக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஜெனரேட் இருக்கக்கூடிய ஒரு கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த செல் கால் தான் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கால் வந்து ஆக்சுவலி நாங்கள் ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியே வச்சுருக்கோம் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர் ஸோ இப்போ ரெட் கலர் வந்து செல் ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் நம்மளுடைய entry point line sell at six three four seven ஓகேங்களா டவுன் சைடில் இருக்க ரெட் கலர் லைன்லாம் target line six three thirty one தான் ஃபஸ்ட் டார்கெட் அதாவது சிக்ஸ்டீன் பாயிண்ட் இருக்குது ஸோ இது எப்படி மூவ் பண்ணுது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆதான்ற விஷயங்களை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆனது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி டவுன் சைடில் வந்து ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சை நமக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் அப்படியே ஸ்லோவாக இறங்குச்சு ஸோ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கால் ஜென்ரேட் ஆனால் ஃபோர் மினிட்ஸ்லேயே ஆக்சுவலி நமக்கு இறங்குச்சு அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல ரெக்கவரி கொடுத்துருச்சு பட் அகெயின் வந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இறங்கினால ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி க்ரூட் ஆயில் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் உங்களுக்கு கால்ஸ் வரும் அதை பார்த்து உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு கிடச்சா நல்ல லைவ் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ